ஷம்பு ஒரு நேர்மையான உண்மையான மனுஷன் அவர் அங்கன்பூர் கிராமத்துல பழங்கள் காய்கறிகள் விற்கிறவர் காய்கறி வாங்குங்க காய்கறி பழங்கள் வாங்குங்க பழங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வணக்கம் தங்கச்சி அம்மா அட ஷம்பு அண்ணன் என்னெல்லாம் காய்கறி கொண்டு வந்திருக்கீங்க காட்டுங்க இன்னைக்கு பாவக்காய் இருக்கு வெண்டைக்காய் இருக்கு அவரைக்காய் அப்புறம் கீரை இருக்கு கேரட் இருக்கு அப்புறம் முள்ளங்கி கூட இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சரி கொஞ்சம் வெண்டைக்காவும் கீரையும் கொடுங்க சரி தங்கச்சி அம்மா ஆனா சில பேர் ஷம்புவோட நேர்மைய அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தந்திரக்காரன் தான் ஷாம் சிங் அந்த ஆளு ஷம்புவுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அட ஷாம் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா இப்பயாவது என்னோட பணத்தை கொடுங்கண்ண பணமா எந்த பணம் சரி சரி சரி சரி சரி அந்த அந்த காய்கறி வாங்கின பணத்தை கேக்குறியா அட கொடுத்துடுறேன் ஷம்பு நான் என்ன இங்க இருந்து ஓடிடவா போறேன் அப்போ சரிங்க அண்ணா எப்போ உங்க மனசுக்கு தோணுதோ அப்போ கொடுங்க சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க ஓ நீ இவ்வளோ சொல்றதுனால ஷம்பு அந்த பேரிக்காவையே கொடுத்துரு ஷம்பு ஷாம் சிங்க்கு பேரிக்காய் எல்லாத்தையும் எடை போட்டு கொடுத்துட்டான் தூரத்துல மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு ஒரு முனிவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரு புரிஞ்சுகிட்டாரு ஷம்பு எந்த அளவுக்கு நேர்மையான மனுஷன்னு அப்புறம் ஜனங்க அவரை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்னு அவர் ஷம்புவை பார்த்து இறக்கப்பட்டாரு இவன் எவ்வளவு நேர்மையான அப்பாவி மனுஷனா இருக்கான் அப்புறம் நல்ல மனசோட ஜனங்களுக்கு சேவை செய்யறான் இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படி யோசிச்சு முனிவர் ஷாம் சிங் அப்புறம் ஷம்பு கிட்ட வந்தாரு அவரை பார்த்ததும் ஷம்பு அவருக்கு வணக்கம் சொன்னாரு வணக்கம் முனிவரே சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா தம்பி எனக்கு பேரிக்கா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு ஒரு பேரிக்கா கிடைக்குமாப்பா ஐயோ என்கிட்ட இருந்த பேரிக்கா எல்லாத்தையும் இப்பதான் ஷாம் சிங்க்கு வித்துட்டேன் ஷம்பு யோசிச்சு பார்த்துட்டு ஷாம் சிங் கிட்ட சொன்னாரு அண்ணா ஷாம் சிங் எனக்கு ரெண்டு பேரிக்கா கொடுங்களேன் நான் இந்த முனிவருக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் என்னப்பா பேரிக்காயா அதுதான் நீ என்கிட்ட வித்துட்டியப்பா அதை எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால நான் உனக்கு ரெண்டு பேரிக்காயை தரேன் ஆனால் அதுக்கு நீ எனக்கு ரெண்டு மடங்கு பணம் தரணும் அங்கிருந்த முனிவர் எல்லா வேடிக்கையையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஷம்பு ஷாம் சிங் கிட்ட இருந்து பேரிக்காய வாங்கினாரு அதுக்கு ரெண்டு மடங்கு பணத்தையும் கொடுத்தாரு அப்புறம் அந்த பேரிக்காய் எல்லாத்தையும் அந்த முனிவருக்கு கொடுத்தாரு அந்த முனிவர் ரொம்ப ஆசையோட அந்த பேரிக்காய சாப்பிட்டாரு ஷம்பு கிட்ட பேரிக்காயோட விதைய கொடுத்துட்டு சொன்னாரு கண்ணா இந்த விதைய நீ கொண்டு போய் உன்னோட தோட்டத்துல போடு போப்பா அந்த கடவுள் உனக்கு நல்லதையே செய்வாரு அப்புறம் ஷம்பு அப்படியே செஞ்சான் அவன் அந்த விதையை எடுத்துட்டு போய் தன்னோட தோட்டத்துல விதைச்சான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த இடத்துல ஒரு பெரிய பேரிக்கா மரம் வளர்ந்துச்சு அந்த மாய பேரிக்கா மரத்துல எப்பவும் பேரிக்கா நிறைஞ்சே இருந்தது அத வித்ததுனால ஷம்பு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் ஆனா அவனோட நேர்மையையும் நல்ல மனசையும் மாத்திக்கவே இல்ல அவன் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமா உதவி செய்ய ஆரம்பிச்சான் ஒரு கிராமத்துல சேத்தனுங்கிற ஒரு ஆள் இருந்தாரு அவரு ஒரு ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சேத்தன் மேத்ஸ நல்லபடியா டீச் பண்ணுவாரு ஒரு நாள் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா சேத்தன் சார் வாங்க வாங்க நீங்க ஒரு நல்ல டீச்சர் ஆனா என்ன பண்ண சொல்றீங்க மேலிடத்துல இருந்து அதாவது சேர்மன் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு உங்களை வெளியே அனுப்பிட்டு அவரோட மாப்பிள்ளைக்கு மேத்ஸ் டீச்சர் வேலையை கொடுக்க போறாராம் ஐ எம் ரியலி சாரி இது உண்மையிலேயே ரொம்ப அநியாயம் சார் என்னை நீங்கள் எப்படி வெளியே அனுப்பலாம் சார் எனக்கும் தான் கவலையா இருக்கு ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த விஷயத்தை கேட்டதும் சேத்தன் ரொம்ப வேதனையோட வெளியே வந்தாரு அட இனிமே நான் என்ன பண்றது என் வீட்டை நான் எப்படி சமாளிக்கிறது நான் எப்படியாவது நாளைக்கே ஏதாவது ஒரு வேலையை தேடணும் அப்பதான் அவரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாரு அதே கிராமத்துல மாமா ஸ்கூல்ல ஒரு ஆயில் பெயிண்டிங் டிராயிங் டீச்சருக்கான வேலைக்கு ஒரு டீச்சரை கேட்டிருந்தாங்க அவர் எதுவுமே யோசிக்காம நேரா மாமா ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டிராயிங் டீச்சருக்கான வேலைக்கு அப்ளை பண்ணாரு மறுநாளே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு கால் வந்துச்சு அவர் அந்த மாமா ஸ்கூலோட பிரின்சிபலை பார்க்க போன போது அட சேத்தன் சார் வாங்க வாங்க அப்போ நீங்க தான் அந்த டிராயிங் டீச்சரா அட நான் ரொம்ப பெரிய ஒரு டிராயிங் டீச்சர் சார் ஆயில் பெயிண்டிங்ன்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிராயிங்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அடேங்கப்பா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாரு எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார் அவர் எவ்வளோ அழகா பெயிண்டிங் பண்ணுவார் தெரியுமா என்ன ஆனா அவரு மேத்தமெட்டிஷியன் ஆச்சே அட இல்ல சார் ராமானுஜன்னு ரெண்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது அந்த ஃபீல்டுல நான் தானே எக்ஸ்பர்ட் அப்படியா சரி சரி நீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ வேலையில சேர்ந்துட்டோம் ஆனா நான் என்ன கத்து கொடுக்கறது சரி நாளைக்கே பார்த்துப்போம் மறுநாள் சேத்தன் ஸ்கூலுக்கு போன போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க வணக்கம் நான் உங்க மேத்ஸ் டீச்சர் சிச்சி சிச்சி இல்ல டிராயிங் டீச்சர் சரி சொல்லுங்க முதல்ல நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணும் அப்பதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முதல்ல ஒரு டாகை எப்படி வரைகிறதுன்னு கத்து கொடுக்க சொன்னாங்க அட நான் செத்த முதல் நாள்லயே இப்படி ஒரு பரிச்சையா அப்படி யோசிச்சு சேத்தன் வரைய ஆரம்பிச்சாரு ஆனா அது ஒரு டாகுக்கு பதிலா கழுதையா மாறிடுச்சு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு பிரின்சிபலும் வந்தாரு அவர் சேத்தனோட டிராயிங்க பார்த்தாரு அப்பதான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது அதாவது சேத்தன் ஒரு போலி டிராயிங் டீச்சர்னு அப்புறம் பிரின்சிபல் அவர் ஆபீஸுக்கு வரவழைச்சு சேத்தன் இத பாருங்க நீங்க ஒரு நல்ல மனிதர் அதுக்காக தான் நான் உங்களை சும்மா விடுறேன் இல்லைன்னா போலீஸ் சர்டிபிகேட் காட்டினதுக்காக அப்புறம் பொய் சொன்ன குற்றத்துக்காகவும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இங்கிருந்து போயிடுங்க பாடம் கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும் ஆனா யாரையும் ஏமாத்துறது நல்ல விஷயம் கிடையாது ஒரு கிராமத்துல சலிமுங்கிற பேர் கொண்ட ஒரு மோசடிக்காரன் இருந்தான் அவன் ஜனங்க கிட்ட மோசடித்தனம் பண்ணுவான் அதாவது ஜனங்களை முட்டாளாக்கி அவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடுவான் அது ஜனங்களுக்கும் தெரியாது காலம் போக போக அவனும் கிழவனாயிட்டான் ஆனா அவன் மோசடி பண்ற பழக்கத்தை விடவே இல்லை ஒரு நாள் செந்துவோட கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தான் செந்து நல்லா போர்வை பண்ணுவான் செந்து போர்வை தைக்கிறத பார்த்துட்டு சலீமோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு செந்து கடையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே போனான் அப்புறம் சலீம் தன்னோட தாடியில இருந்து முடிய எடுத்தான் அது செந்து போர்வை தைக்கிற நூல்களுக்கு இடையில வச்சான் செந்து திரும்பி வந்து சலீமை பார்த்தபோது கிட்ட என்ன கேட்டான்னா அட சலீம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல தம்பி நீ எவ்வளோ அழகான போர்வைகளை தைக்கிறன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கும் இந்த வேலையை கத்துக்கூட சலீம் அது போல சிரிச்சு செந்து கேட்டதுக்கு மழுப்பிட்டான் அப்புறம் செந்து தன்னோட போர்வைய ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சான் அப்புறம் அவனுக்கே தெரியாம சலீமோட தாடி முடியோட சேர்த்து போர்வைய தைச்சான் இப்போ தினமும் சலீம் அங்கே வருவான் வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னோட தாடி முடிய அந்த போர்வையோட சேர்த்துருவான் கொஞ்ச நாள்ல செந்துவோட போர்வை தைச்சு தயாராயிடுச்சு ஒரு நாள் ஒரு பெரிய கஸ்டமர் போர்வை வாங்கறதுக்கு செந்துவோட கடைக்கு வந்தாரு தம்பி செந்து எங்க அந்த போர்வைய காட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க ஆமாங்க சேட்ஜி இந்த போர்வையே வித்தியாசமானது மூணு மாசமா கஷ்டப்பட்டு என்னோட உழைப்புல செஞ்சது இதுல இருக்கிற ஒவ்வொரு நூலையும் என்னோட கையால திரிச்சேன் ஆமாப்பா செந்து உன்னோட வேலையை பார்க்கும்போது அது முழுமையா இருக்கு இதோட விலை என்ன சேட்ஜி அதிகமெல்லாம் கிடையாது உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் என்ன சொன்ன ஐம்பதாயிரம் ரூபாவா ஆமா சேட்ஜி ஆனா வேலைப்பாடுகளை பாருங்களேன் ஆமாம்ப்பா சரியா தான் சொல்ற இந்த பணம் வாங்கிக்கோ அப்புறம் இதை கட்டி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அப்புறம் அந்த சேட்ஜி செந்துவுக்கு பணத்தை கொடுத்து கிளம்பிட்டாரு சேட்ஜி போனதுமே சலீம் செந்து கிட்ட வந்தான் அப்புறம் அவன் செந்து கிட்ட என்ன சொன்னான்னா என்னப்பா சந்து உன்னோட போர்வையெல்லாம் விட்டு போச்சா அட சலீம் மறுபடியும் இங்க வந்துட்டியா சொல்லு என்ன விஷயம் விஷயம் ஒண்ணும் இல்ல சந்து நான் என்னோட பங்க வாங்க வந்திருக்கேன் பங்கா எதுல பங்கு அதான் அதுலதான் என்னோட உடம்புல இருக்கிற முடி உன்னோட போர்வையோட சேர்ந்து இருக்கு அதுக்கு தானே உனக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கு என்ன சொன்ன உன் உடம்புல இருக்கிற முடியா ஆமா ஆமா இங்க பாரு இதோ பாதி கருப்பு பாதி வெள்ள இது என்னோட முடிதான் வேணும்னா சோதிச்சு பாத்துக்க சலீமோட பேச்ச கேட்டதும் செந்துவுக்கு மயக்கம் வந்துச்சு அட செந்து என்ன யோசிக்கிற அட என்னோட பங்கை எடுப்பா வேற வழியே இல்லாம செந்து சலீமுக்கு அவனோட பங்க கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் சலீம் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் தன்னோட புது வேட்டைய தேடி